வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மை ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் பார்க்க போவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பல பேர் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக இல்லைங்க எல்லோருமே ஒரு தெரிந்த தலைப்பு தான் தெரிந்த விஷயந்தான் அதை நம்ம வேறு விதமாக ஒரு விஷயத்த போடுறாங்க அவ்வளோதான் சரிங்களா அதுதான் அஸ்ட்ரோ சைக்காலஜி என்னங்க அஸ்ட்ரோ சைக்காலஜின்னா என்னங்க புதுசாக இருக்கே வேறு ஏதாவது ஜோதிடத்தில் ஏற்கனவே நூறு ஐம்பது மெத்தட் இருக்குது இதில் ஒரு மெத்தடா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க எப்படி நீங்கள் ஒரே மாவு வச்சு இட்லி தோசைன்னு ஒரு வகை வகையாக சொல்கிறீங்களோ ஆப்பம்னு அதே மாதிரி தான் ஒரே ஒரு விஷயத்த பல பிரிவுகளாக கொடுக்கும்போது அதோட தன்மை மாறுது மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க சில பேருக்கு வந்து அதே ஒரே மாவு தான் அது இட்லியாக கொடுத்தா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு தோசை தான் அதிகமாக பிடிக்கும் சரிங்களா அதோட ஸ்ட்ரக்சர் தான் மாறுது அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜி அதாவது அஸ்ட்ரோ சைக்காலஜினா என்னங்க அது வந்து ஆஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜி அதாவது ஜோரிடமும் உங்கள் மனோ மனோ தத்துவமும் ஒன்றாக செல்வது தான் வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அதாவது இது மேல்நாட்டு மேல்நாட்டு முறை அதிகமாக மேல்நாட்டு முறையில் ஒரு புதுசாக கொண்டு வராங்க அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே ஒரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல அதுதான் ஒரு காரணம் இன்னும் சரியாக சொல்ல போனால் வந்து ஜோதிடத்திற்கும் மனோ தத்துவத்திற்கும் ரொம்ப ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் அதை அவங்க வித்தியாசப்படுத்தி தனித்தனு தனித்தனியாக அவங்க ஆலோசனை கொடுக்கும் பொழுது மக்களும் அதை அதிகமாக கேட்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க அதனால் அதை பலன்களும் நிறையா மாறுபடுது பலன்கள் மாறுபடுறதுனால் அந்த குணப்படுத்தும் யுக்திகள் நிறையா மாறுபடுது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஜோதிடம் என்றால் என்ன கிரகங்களை வைத்து இந்த கிரகங்கள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த கிரகங்கள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினா மன ரீதியான உடல் ரீதியான செயல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்தது இது சாதாரணமாகவே வந்து இங்கே சைக்காலஜி சம்மந்தப்பட்டு தான் ஆகும் மனோ தத்துவம் மனோ ரீதியானது சம்மந்தப்பட்டு தான் ஆகுது சில பேர் நம்ம இதில் என்ன சொல்லிடுறோம் உங்களுக்கு இப்படி தான்ப்பா நடக்கும் நீ இப்படி தான் பண்ணிடுவேன் இப்படி சொல்லிடுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த செவ்வாய் கிரகம் என்ற கிரகம் வந்துட்டு என்ன பண்ணுது உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆற்றல் உங்கள் உடம்புல செலுத்துது அப்போனா உங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் கோவம் வரலாம் இல்லைனா வந்து ரத்தம் ரத்த குறிப்பு அதிகமாகலாம் இல்லைனா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இல்லை செவ்வாய்க்காரகம் சரிப்பா அப்போனா இது ஏன் உனக்கு அதிகமாகுது அப்போனா செவ்வாய்ங்கிற கிரகத்தை வந்து நீ அதிகமாக எப்படி உணவு மூலயமா நீ அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுற அப்படி இல்லைன்னா நீ வந்து ரொம்ப சூடு சூடான பொருட்களை அதிகமாக உண்ற செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வந்து தாக்கத்தை அதிகப்படுத்தும் செவ்வாய் சார்ந்த கிரகலாம் அப்போனா நீ அதில் கம்மி பண்ணு சரிங்களா அப்போனா யோகா முறையில் சில பயிற்சிகளை செய்ய அப்போனா டெய்லியும் இந்த எக்ஸசைஸு இந்த மெடிடேஷன் இந்த யோகா இதெல்லாம் செய்ய அப்படின்னு செவ்வாயை வந்து ஒரு மீடியமான அளவில் கொண்டு போகிறாங்க இதுதான் சைக்காலஜி அவங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு இப்படி ஆகாது நீ எப்படி மாற்றிக்கலாம் அவங்களோட கருத்து என்னென்னா மேல்நாட்டு முறை நான் அப்படியே அப்படியே மாற்றுற கருத்து நான் சொல்ல வரல நான் சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க you can create your own destiny உங்கள் விதியை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள முடியும் கிரகங்கள் நீங்கள் அனைத்துமே மாற்றிக்கொள்ள முடியும் அவங்க ராவுக்கு எதுவும் வச்சுக்கிறது கிடையாது நீங்கள் அனைத்துமே உங்கள் விதியை உங்களாலேயே நீங்கள் உருவாக்க முடியும் உங்கள் மனோ தத்துவத்தின் மூலமாக உங்கள் மனதின் ஆற்றலின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையில் கண்டிப்பாக உண்மை சில விஷயங்கள் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜோதிடத்தில் சில விஷயங்கள் உங்களால் மாற்ற முடியாது சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களால் மாற்ற முடியும் அதுக்கு தீவிரமான மன ஆற்றல் நீங்கள் உருவாக்கிக்கணும் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது சில பேருக்கு வந்து நம்மளும் இதே தான் சொல்கிறோம் நீங்கள் அதை பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இங்கே எல்லாமே இங்கே சைக்காலஜி இங்கே அதிகமாக நம்ம உள்ளார போடுறல இப்போல்லாம் அவங்களே வந்து ஃபுல் எஃபோர்ட்டு போட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடி செய்யக்கூடியதாக இருக்குது ஆனால் அவங்க அப்படி கிடையாது இந்த விஷயத்தை இந்த பிளானிங் போட்டு இந்த டெக்னிக் போட்டு இதை பண்ணுங்கள் ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் இது ஒரு கிளாஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி போயிடும் அப்படி பண்ணுறதுனால இயல்பாகவே ஒரு விஷயங்கள் ஒரு தீய விஷயங்கள் கூட அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிடும் அது நடக்காமல் போயிடும் இது சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அதே தான் அதிகமாக நம்மளும் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு அதனால தான் பல ஜோடரில் வந்து ஒரு கெட்ட ப்ரடிக்ஷன் ஒரு நெகட்டிவ் ப்ரடிக்ஷன் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க அதை சில பேர் வந்துட்டு கேட்ட உடனேவே கேட்டதை விட அதிகமாகிடும் அதாவது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு இது அதை நீங்கள் எடுத்துக்கங்க முன்னுதாரணமாக ஒரு நாட்டில் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ஒரு இவனை வச்சு ஒரு ஆய்வு பண்ணணும் தூக்கு தண்டனை கைதியை வச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க ஒரு அரசுக்கிட்ட அனுமதி வாங்குறாங்க இந்த தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து நாங்கள் வந்து மரண தண்டனை விரிச்சிருக்கிறோம் ஆனால் வந்து அது தூக்கில் இடாமல் வந்து பாம்பு விஷத்தின் மூலமாக வந்து மரணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கிட்ட அனுமதி வாங்கிடுறாங்க அரசும் அனுமதிச்சிருது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த தூக்கு தண்டனை கைதியை கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு சேர் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அவனுக்கு முன்னாடி அந்த கைதிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாம்பு பாம்பை வச்சுட்டு பாம்பை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க கண்ணை ஃபுல்லாக இருக கட்டிடுறாங்க அவன் பக்கத்துலேயே வந்து பாம்பு மேலே படுற மாதிரி வைக்கிறாங்க பாம்பு மேலே படுற மாதிரி தான் வைக்கிறாங்க ஆனால் பாம்பு மேலே படலை உண்மையாலுமே படுற மாதிரி ஒரு ஒரு பிம்ப ஒரு சையை உருவாக்குறாங்க ஒரு உணர்வை உருவாக்குறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த விஞ்ஞானிகள் இரண்டு மூணு ஊசி எடுத்துகிட்டு பாம்பு கொத்துற மாதிரியே பாம்பு கொத்துற மாதிரியே ரெண்டு மூணு இடத்துல வந்து ஊசியால் குத்துறாங்க சரிங்களா அந்த குத்துன உடனே என்னன்னா அவன் வந்து ரொம்ப அழறி துடிச்சிட்டு அலறி துடிச்சிட்டு அவன் இறக்குறான் சரிங்களா அப்புறமா தான் பிரேத பரிசோதனை இது எல்லாமே ஆய்வெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வர்றான் அவன் இரண்டருக்கும் அவன் பிரேத அந்த விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷத்துக்கும் அந்த பாம்போட விஷத்துக்கும் அவ்வளவு சரிசமமான ஒரு ஒரு ஒத்த ஒரு தன்மை இருக்கான் அப்படின்னா என்ன என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அவங்க உடலே உடலே தானாக உற்பத்தி பண்ணிக்கிறான் தானாக வந்து அந்த அளவுக்கு வந்து பதிஞ்சிருச்சு மனதில் பதிஞ்சிருச்சு சரி நம்ம பாம்பால் தான் சாக போகிறோம் ஆனால் அங்கே பாம்பு கொல்லவே இல்லை பாம்பால் அவன் கொத்தி கொல்லப்படவே இல்லை அப்போனா ஒரு மனதுக்கு இவ்வளோ வலிமை இருக்குது நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று நினச்சிங்கன்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா அது நீங்கள் நினைக்கிறத விட மனம் மட்டும் நூறு மடங்கு நூறு மடங்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே போகும் சில பேருக்கு யாரெல்லாம் செவ்வாய் சூரியன் வலிமையாக இருக்கும் அவங்க ஓரளவு தவிர்த்து வந்துருவாங்க இது நம்ம இப்படி சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எல்லா கிராமும் வலிமையாக இருந்தாலும் இதை வந்துட்டு சில பயிற்சிகளின் மூலம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா ஒரு மன அதிர்வு ஒரு சிறிய மன அதிர்வு அந்த கைதிக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது அப்படின்னு பாருங்கள் அதனால் இவ்வளோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நேர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளோ எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சொல்ல சொல்கிறாங்க பல பேர் என்ன சொல்கிறாங்க பயங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க பயங்கிறது வந்துட்டு ஏதோ வந்துட்டு உங்கள் உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே அப்படி இல்லை அது ஒவ்வொரு ரத்த அணுகுலியும் ஒவ்வொரு ரத்த அணுகுலியும் அதாவது ஒரு லட்சம் ரத்த அணுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒவ்வொன்றிலையும் பரவ ஆரம்பிக்குது அப்படி பரவ ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் உடல் முழுவதும் இருக்கிற ரத்த நூலை ஒவ்வொன்றும் அந்த பயத்தால் நிரம்பி இருக்கும் அந்த பயம்ங்கிறது ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு விஷயம் உங்கள் ரத்த அணுக்கள் நல்லதோ கெட்டதோ நல்ல எண்ணங்களோ தீய எண்ணங்களோ அப்படி பரவிடுச்சுன்னா அது உங்களை மீறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் நீங்கள் தான் அதுக்கு கட்டுப்படுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்போனா ஆஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜியோட பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் உணர்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு முக்கியமாக சரிங்களா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களால் உங்கள் கர்மாவை மாற்றிக்கொள்ள முடியும் நிச்சயமாக முடியும் அதற்கான முயற்சிகளை பெரும்பாலானோர் எடுப்பதில்லை நினைப்பதில்லை செயல்படுவதில்லை இங்கே பிரச்சனை எல்லாமே அங்கே தாங்க நிற்கிது ஒரு கர்மவினை உங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப உடனே அதை நீங்கள் நினச்ச உடனே நாளைக்கே மாற்றிட்டு நாளாரனைக்கே வந்து அதுலேருந்து விடுபட்டு விட முடியாது அது ஒரு சரியான உழைப்பை நீங்கள் போடணும் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும் ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து சாக்லேட் வாங்கலாம் ஒரு கர்மவினை ஏன் நீங்கள் மாற்றிக்க விரும்புகிறீங்கன்னா அதுக்கான கஷ்டத்தை நீங்கள் போட்டு தான் ஆகணும் அதுக்கான சில விஷயங்களை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சரிங்களா அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது பல பேருக்கு வந்து தீவிரமான நம்பிக்கை என்ன இருக்குன்னா நம்மளோட க மாற்ற முடியாது சில விஷயங்களை மாற்ற முடியாது மாற்ற முடியாது தப்பு நைன்டி நைன் பர்சன்டேஜ் தப்பு சரிங்களா சரிங்களா ஏன்னா வருங்காலத்தில் வந்து இந்த முக்கியமாக வந்து அந்த மேல்நாட்டு முறைங்கிறத வந்து நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக பரவதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு புதுசு புதுசாக எதெல்லாம் வேணுதோ அதை வந்து ஒரு வருஷம் போயிட்டு அது ஒரு வருஷமாக விட்டுறாங்க ஆனால் இது வந்து நீடித்து இருக்கும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜி யாரெல்லாம் சரியாக உபயோகப்படுத்துறீங்களோ அதனால தான் அதிகமான பாசிட்டிவிட்டி எண்ணங்களை அதிகமாக விதைத்து கொண்டே இருங்க ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமே நேர்மறையாக நேர்மறையாக நினைங்க எதிர்மறையாக நினைக்காம அப்படி நினைக்க நினைக்க அந்த விஷயத்துக்குள்ளார நீங்கள் தான் கட்டுப்படுவீங்க நேர்மறையாக இருந்தால் அதுக்கு நீங்கள் அதுவே அதுக்கு நீங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும் எதிர்மறையாக இருந்தால் அதுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தின எண்ணங்கள் தான் எல்லாம் சரிங்களா நன்றி ஓம் சிவோம்